அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க டிவியன் எனர்ஜி ஹீலிங் தெரப்பிலேருந்து பேசுகிறேங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது குரு பயிற்சிக்கு உண்டான பலன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் மிதன ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாங்க குரு பகவான் பயிற்சி ஆகக்கூடிய தேதி பார்த்தீங்கன்னா திருக்கணிதப்படி நவம்பர் மாதம் இருபதாம் தேதி வாக்கியப்படி நவம்பர் மாதம் பதிமூணாம் தேதி உங்களுக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறாரு அதாவது மகர வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் கும்ப வீட்டுக்கு வராரு இப்போ மிதன ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ மிதன வீட்டிலேருந்து பாத்தீங்கன்னா எட்டாம் இடத்துல தான் இருந்தார் அதாவது கடந்த ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா எட்டாம் இடத்துல இருந்தார் அதிசாரமாக வந்துட்டு போனார் ஆனால் இப்போ வந்து பாத்தீங்கன்னா முழுமையாக குரு பயிற்சி மாறதுனால ஏப்ரல் மாதம் வரைக்கும் உங்களுக்கு நல்ல காலனே சொல்லாங்க ஏன்னா ஐந்தாம் பார்வையாக குரு பகவான் உங்கள் வீட்டை பார்க்குறாரு அதாவது மிதன ராசியை ஐந்தாம் பார்வையாக பார்க்குறாரு ஒன்பதுல குரு வர்றாரு அதாவது எட்டாம் இடத்துல மறைஞ்சிருந்தார் குரு மறைவு ஸ்தானத்தில் அந்த அதனால அஷ்டம சனி வேற உங்களுக்கு நடக்குது ரொம்ப ஸ்ட்ரகிளான பீரியட் அது வந்து நம்ம ஓப்பனாக சொல்லி தான் ஆகணும் ரொம்ப ஸ்ட்ரகிளான பீரியட் உங்களுக்கு நல்ல தசா புத்தி இருந்ததுன்னா அதை பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகும் இருந்தாலும் அந்த அஷ்டம சனின்றது கண்டிப்பாக வந்து ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாருக்குமே இருக்குங்க அது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஹெல்த் ப்ராப்ளம் ஹெல்த் இஷ்யூஸு பிஸ்னஸில் டவுனு அதாவது வேலை இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக இப்போ சிரமம் சிரமமாக இருக்கும் ரொம்ப அதாவது உங்கள் வேலை நடந்துட்டு தான் இருக்கும் ஆனால் வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருக்கும் அதாவது மிதன ராசிக்காரங்களுக்கு மற்றும் மிதன லக்னக்காரங்களுக்கு சொல்கிறேன் இப்போ மிதன ராசிக்கு தான் நம்ம இப்போ எடுத்து பார்க்குறோம் அதாவது எட்டாம் இடத்துல இருந்தார் குரு பகவான் நீச்ச நீச்சமாயிர் போயிருந்தார் உயிரற்று இருந்தார் அதை அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துக்கு இப்போ வராரு அதாவது குரு பயிற்சி மகர வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் கும்ப வீட்டுக்கு வராருன்னு சொன்னீங்களா உங்களுக்கு மிதன வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துக்கு வராரு எட்டாம் இடத்துலேருந்து ஒன்பதாம் இடத்துக்கு வரும்போது தந்தை ஸ்தானம் தந்தை குறிக்குது அப்போ தந்தை மூலமாக உங்களுக்கு வரவுகள் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது சொத்துக்கள் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது தந்தை மூலமாக உங்களுக்கு அனுகூலம் கிடைக்கும் நல்ல ஒரு செய்தி உங்கள் வீட்டிலேருந்து வரத்துக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது நிறைய பேர் உங்களுக்கு தந்தைக்கும் உங்களுக்கு பிரச்சனை இருந்தது அப்படின்னா இன்னும் அந்த பிரச்சனைகள்லாம் முடிஞ்சு சுமூகமான ஒரு நிலைமைக்கு வரும் அதாவது மிதன ராசிக்காரங்களுடைய தந்தையோட பிரச்சனை இருந்ததுன்னா இப்போ சுமூக நிலைக்கு வருவாங்க நல்லா இருக்குது குரு பகவான் வந்து பயிற்சி ஆகிற வந்து ஒன்பதாம் இடத்துக்கு வரக்கூடியது ரொம்ப ரொம்ப விசேஷம் அனைத்து விதமான பாகியங்களும் அனைத்து விதமான செல்வங்களும் வந்து சேரும் ஏன்னா கடந்த ஆண்டு ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க ஒரு பிரச்சனை அஷ்டம சனியில் இருந்தாவே உங்களுக்கு பிரச்சனைகளில் உடல் ரீதியான பாதிப்புகள் மன ரீதியான பிரச்சனைகள் என்னடா வம்பு வழக்கு நம்ம சும்மா இருக்கிறோம் கதவை தட்டி பிரச்சனை வருது அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக மிதன ராசிக்காரங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வந்து கண்டிப்பாக நிச்சயம் ஏற்படும் என்னதான் தசாபதி உங்களுக்கு ஃபேவரபிள் இருந்தால் அதை பேலன்ஸ் பண்ணி கொண்டு போவேன் தவிர இருந்தாலும் பிரச்சனைகள்ன்றது கண்டிப்பாக வரும் அஷ்டம சனி எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழரை சனி ஏழரை வருஷம் அதாவது ஏழரை சனின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த ஏழரை வருஷம் கொடுக்கக்கூடியது இது ரெண்டரை வருஷத்துலேயே நீங்கள் அனுபவிப்பீங்க ஆனால் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேவரபுளாக தான் முடியும் அதாவது நடுவில் குரு பகவான் உங்களை பார்க்குற ஐந்தாம் பார்வையே இப்போ வந்து உங்களை பார்க்கறதுனால சனியோட தாக்கம் வந்து குறையும் அப்போ சனி என்ன பண்ணுவார் கர்ம வினை தான் கொடுப்பாரு அது நம்ம மனப்பூர்வமாக சந்தோஷமாக நம்ம ஏற்றுக்கணும் ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கா உங்களுக்கு இஷ்ட தெய்வம் வேணுமோ அதை கும்பிடுங்க அந்த இஷ்ட தெய்வத்தோட மந்திரம் இருக்கு இல்லைங்களா காயத்ரி மந்திரம் மூல மந்திரம்னு இருக்கும் கண்டிப்பாக நெட்டில் அடிச்சு பாருங்க அந்த மந்திரத்தை எப்போ பார்த்தாலும் நீங்கள் ஜெபிச்சுக்கிட்டே இருங்க இல்லைன்னா அதெல்லாம் எனக்கு தெரியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா தன்வந்திரியோட காயத்ரி மந்திரத்தை சொல்லுங்கள் அது நிச்சயமாக வந்து உங்களுடைய வாழ்க்கையை வந்து மேன்மைப்படுத்தும் அதாவது உடல் ரீதியான இருந்தால் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் நல்லா கிடைக்கும் அதனால் கண்டிப்பாக வந்து தன்வந்திரி மந்திரத்தை சொல்லுங்கள் இல்லை இஷ்ட தெய்வத்துடைய காயத்ரி மந்திரம் சொல்லுங்கள் கண்டிப்பாக இதுதான் வந்து உங்களுக்கு பரிகாரம்னு சொல்லிட்டு இந்த மிதன ராசி மற்றும் லக்னக்காரங்களுக்கு இதுதான் பரிகாரம் அதாவது பிஸ்னஸ் டவுனாக இருக்கிறது தொழிலில் ஒரு அதை ஒரு முன்னேற்றம் இல்லாத இருக்கிறது ஸ்டேபிளா இருக்கிறது வரவுக்கு செலவுக்கு சரியாக போகுது மெடிசன் செலவு அதிகமாக நம்ம பண்ணுறோம் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து கண்டிப்பாக மிதன ராசிக்காரங்களுக்கு இருக்கும் மன ரீதியான பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்கும் உடல் ரீதியான பிரச்சனையும் இருக்கும் படிப்படியாக உங்களுக்கு சரியாகி இப்போ வ நவம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா இருபதாம் தேதிக்கு மேலே உங்களுக்கு டோட்டலாக எல்லாமே சேஞ்ச் ஆக போகுது இந்த டைம் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க அதாவது ஏப்ரல் மாதம் வரைக்கும் ஏப்ரல் மாதத்துக்கு மேலே என்னங்க அப்படின்னா அதிசார குருவாக வந்து மீனத்துக்கு வராரு அப்போ மீனத்துக்கு வந்தாலும் உங்களுக்கு ஃபேவரபிளாக பத்தாம் இடம்ன்றது என்னதுங்க தொழில் ஸ்தானம் இப்போ ஒன்பதாம் இடத்துலேருந்து அனைத்து விதமான பாக்கியங்களும் செல்வங்களையும் அள்ளி கொடுக்கும் தந்தை கூட இருக்கிற அந்த உறவு இருக்கு இல்லைங்களா அது வந்து நீடிக்கும் நல்லா இருக்கும் ஸ்மூத்தாக போயிட்டுருக்கும் இப்போ அதில் ஒன்பதாம் இடத்துலேருந்து பத்தாம் இடத்துக்கு நீங்கள் வருது அப்படின்னா குரு பகவான் தொழில் ஸ்தானத்துக்கே வராரு அப்போ தொழிலில் ஒரு மேன்மையை கொடுக்கும் வேலை தான் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் ஜாப் ப்ரமோஷன் கிடைக்கும் அடுத்த கட்டத்துக்கான உங்களுடைய முயற்சி வந்து அடுத்த கட்டத்துக்கான ஒரு ஸ்டெப்பு வந்து நீங்கள் கண்டிப்பாக இதில் வந்து ஒரு வைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும் இந்த டைமில் அதாவது நவம்பர் மாதத்துக்கு மேலே கண்டிப்பாக உங்களால் முடியும் இந்த பிரச்சனைகள்லாம் நீங்கள் மறந்துடுங்க அதாவது எப்போ பார்த்தாலும் உடல் வலி கை கால் வலி தலைவலி இதே தான் இருந்துகிட்டே தான் இருக்கும் அதில் சில பேருக்கு கொஞ்சம் கிரிட்டிக்கலாக ஒரு ராகு திசையோ இல்லை கேது திசையோ இல்லை செவ்வாய் திசையோ உங்களுக்கு ஃபேவரபுளான திசை இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஆப்ரேஷன் வரை கூட போயிருக்கும் இந்த அஷ்டம சனி வந்து உங்களுக்கு அந்த மாதிரி கூட பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இல்லை சனி திசையாக நடந்திருந்தா கூட உங்களுக்கு கர்ம வினை கொடுக்குறவரே வருதுனுங்களேன் அதனால் நல்லது தான் அது மனப்பூர்வமாக நம்ம ஏற்றுக்கணும் அதனால் அந்த பிரச்சனைகள்லாம் வந்திருக்கும் அதனால் இனி அந்த பிரச்சனைகள் இல்லை படிப்படியாக உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வந்து குறைஞ்சிரும் நல்ல ஒரு மேன்மையை கொடுக்கும் மன நிம்மதியை கொடுக்கும் மன சந்தோஷத்தை கொடுக்கும் ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வந்து லீட் பண்ணுவீங்க வயசானவங்களாம் இருந்தால் அதுதான் நான் சொல்ல போகிறேன் நிம்மதியான ஒரு வாழ்க்கை அமைதியான ஒரு வாழ்க்கை குரு டைரக்டாக நம்மளை பார்க்கறதுனால இந்த அஷ்டம சனியோட வீரியம் வந்து கொஞ்சம் குறையும் பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும் இருந்தாலும் இந்த குரு பயிற்சி ஒன்பதாம் இடத்துக்கு வந்து ஐந்தாம் பார்வையாக பார்க்கும்போது இந்த ஏப்ரல் மாதம் வரைக்கும் நீங்கள் ஹாப்பியாக இருக்கலாம் தைரியமாக சொல்கிறேன் தைரியமாக இருங்க நீங்கள் உங்களுக்கு இஷ்ட தெய்வத்தோட காயத்ரி மந்திரம் இல்லை மூல மந்திரத்தை வந்து ஜெபிச்சுக்கிட்டே இருங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் விநாயகரை கும்பிடாம இருந்துடாதீங்க விநாயகரை மு முழு முதற் கடவுள்னு சொல்லுவோம் நம்ம ஆனால் விநாயகருடைய காயத்ரி மந்திரம் கூட அப்பப்போ உச்சரி உச்சரிச்சுக்கிட்டே இருங்க அது வந்து உங்களுக்கு மேன்மையை கொடுத்தும் மன நிம்மதியை கொடுக்கும் எல்லாமே உங்களுக்கு கொடுக்கும் அதாவது இப்போ வந்து நம்ம குரு பயிற்சிக்கு உண்டான பலன்கள் தான் பார்க்குறோம் ஆனால் சனி எப்படி இருக்காரு ராகு கேது எப்படி இருக்காருன்னு பார்க்கணும் ஏன்னா மிதனத்திலிருந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் இடத்துல ராகு இருக்காரு தொலைதூர பிரயாணம் அதாவது பன்னெண்டாம் இடத்துல ஐன சைன போகம்னு சொல்லுவோம் நல்லா சாப்பிட்டு உறங்கக்கூடிய இடம் நிம்மதியாக உறக்கம் இருக்காது அன்டைமில் தான் தூங்குவீங்க ஒன்று ஜாப்பு ஜாப் ரிலேட்டடாக இருக்கலாம் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கலாம் லேட்டாக தூக்குறது லேட் லைட்டாக தூங்குறது டிவி பார்க்குறதா இருக்கலாம் இல்லை ஒர்க் ப்ரெஷரு இல்லை தேவையில்லாத மனசு போட்டு குழப்பிக்கிட்டு நீங்கள் அன்டைமில் தான் தூங்குவீங்க நிம்மதியான ஒரு தூக்கம் இருக்காதுங்க மிதன ராசி மற்றும் மிதன லக்னக்காரங்களுக்கு அடுத்தது ஆறாம் இடத்துல கேது இருக்கனால உடல் ரீதியான அப்பப்போ பிரச்சனைகள் வந்து வந்து போகும் மெடிசன் செலவு கண்டிப்பாக வைக்கும் ஹாஸ்பிட்டல் போய் செலவு வைக்கும் அதனால் நீங்கள் இதுக்கோசரம்னா நீங்கள் பயந்துக்க வேணாம் இப்போ குரு பயிற்சி மாறதுனால குரு பகவான் மாறதுனால டைரெக்டாக ஐந்தாம் பார்வையை உங்களை பார்க்கறதுனால தைரியமாக இருங்க இந்த பிரச்சனைகளே இருக்காது அடுத்து அவர் பார்க்கக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா மிதன வீட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடத்த அதாவது தைரிய வீரியஸ்தானம் இலை சகோதரஸ்தானத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு தங்கச்சியோ தம்பியோ இருந்தால் அவங்க மூலிமா ஆதாயம் கிடைக்கும் அவங்க மூலிமா ஒரு நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அவங்க உங்களுக்கு வந்து ஒரு முயற்சி எடுத்து ஏதாவது ஒரு ஸ்டெப் உங்களுக்கு செய்வாங்க ஹெல்ப் பண்ணுவாங்க கண்டிப்பாக இது நிச்சயம் நடக்கும் மூன்றாம் இடம் தைரிய வீரியஸ்தானத்தை குறிக்கணும் நல்லா தைரியமாக போல்டாக எதுனாலும் பேசுவீங்க ஏன்னா பேச்சில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏதாவது ஒரு பேசி வம்பில் மாட்டிக்காதீங்க கண்டிப்பாக அதில் மட்டும் பேச்சில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க மிதனராசிக்காரங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம்ஸ் எல்லாம் சொன்னேன் ஹெல்த் இஷ்யூஸ் ஹெல்த் ப்ராப்ளம் கண்டிப்பாக வரும்னு சொல்லியிருக்கேன் அதுக்கு உங்களுக்கு ரெமெடியும் கொடுத்துட்டேன் இந்தந்த சுவாமி கும்பிடணும் அப்படின்ட்டு கண்டிப்பாக அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க எட்டில் சனி இருக்கிறதுனால நீங்கள் பயந்துக்கு தேவையில்லை இருந்தாலும் அவர் வந்து கொடுக்கக்கூடிய கர்மா வந்து நீங்கள் மனப்பூர்வமாக சந்தோஷமாக ஏற்றுக்கோங்க அடுத்த உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டம் நவம்பர் மாதத்துக்கு மேலே உங்களுக்கு அட்டகாசமாக இருக்குது ஏப்ரலில் இருக்குது ஏப்ரலுக்கு மேலே எப்படிங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல்லேருந்து பார்த்தீங்கன்னா கடைசி நவம்பர் அடுத்தது தான் உங்களுக்கு குரு பயிற்சி வருது அது வரைக்குமே உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஏன்னா அதிசாரமாக வந்து குரு பகவான் மீன வீட்டுக்கு வராரு பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்துக்கு வர்றதுனால மிகப்பெரிய ஒரு யோகத்தையும் மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தையும் உங்களுக்கு கொடுப்பாரு மிதனராசிக்காரங்க இதற்கும் பயப்பட தேவையில்லை ரொம்ப தைரியமாக இருக்கலாம் துணிச்சலாக எந்த வேலைனாலும் நீங்கள் இறங்கி செய்யலாம் ஏன்னா மீ மீன வீட்டுக்கு வரும்போது இரண்டாம் இடம் தனஸ்தானத்தை பார்க்கறதுனால நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு பணவரவு எதிர்பார்க்காத ஒரு திருப்புமுனை கண்டிப்பாக அமையும் உங்களுக்கு இப்போ வந்து தேரிவிரி ஸ்தானத்தையும் வந்து குரு பகவான் வந்து ஏழாம் பார்வையை பார்ப்பார் சிம்ம வீட்டை அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மிதன வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடம் புத்திரஸ்தானம் பூர்வ புண்ணியம் பூர்வ புண்ணியம்னு சொன்னால் முன்னோர்களோட ஆசீர்வாதம் பனி பரிபூர்ணமாக கிடைக்கும் பிளஸ்ஸிங்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும் அதாவது பூர்வீக சொத்து பிரச்சனை ஏதாவது இருந்ததுன்னா இப்போ வந்து அது முடிவுக்கு வரும் உங்களுக்கு வரக்கூடிய பணம் ஏதாவது பெண்டிங் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து இந்த மிதனராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சியில் கண்டிப்பாக உங்களுக்கு பணம் வந்து செட்டில்மெண்ட் ஆகும் அடுத்து ஐந்தாம் இடத்துல தான் இப்போ நான் சொல்லிட்டு இருக்கேன் ஐந்தாம் இடத்த வந்து ஒன்பதாம் பார்வையாக வந்து குரு பகவான் பார்க்குறாரு அப்போ அது மூலிமா என்னென்ன உங்களுக்கு அனுகூலம் கிடைக்கும் இது நாள் வரைக்கும் குழந்தை இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குழந்தைங்களால பெருமை சந்தோஷம் பேர் புகழ் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் குழந்தைக்கு கிடைக்கும் அதை பார்த்து நீங்கள் சந்தோஷப்படுவீங்க உங்களுக்கும் பேர் கிடைக்கும் அதாவது குழந்தை மூலிமா நீங்கள் சந்தோஷத்தை அனுபவிப்பீங்க பேர் புகழ் அடைவீங்க இது எல்லாமே வந்து இந்த குரு பயிற்சியில் கண்டிப்பாக உங்களுக்குலாம் கிடைக்கும் பூர்வீக சொத்து பிரச்சனை இருந்தால் கண்டிப்பாக ரொம்ப நாளாக நடந்துட்டுருக்கு அப்படின்னா இது ஒரு முடிவுக்கு வரும் உங்களுக்கு ஒரு ஃபேவரபுளாக முடியும் அதாவது உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும் உங்களுக்கு ஃபேவரபுளான தசை நடக்குதா இப்போது அதாவது லக்னாதிபதி தசை நடக்குதா இரண்டு குடி தனஸ்தானாதிபதி தசை நடக்குதா இல்லை நாலு குடி சுகஸ்தானாதிபதி தசை நடக்குது என்ன மாதிரி தசை உங்கள் லக்கணத்தை படி எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்ததான் அக்யூரேட்டாக இது வந்து உங்களுக்கு கரெக்டாக தெரியும் இப்போ கிடைக்கும் அப்படின்றத நம்ம சொல்லலாம் அதனால் இந்த குரு பேச்சு வந்து மிதன ராசிக்காரங்களுக்கு அட்டகாசமாக இருக்குன்னு சொல்லலாம் தைரியமாக செய்யுங்க எந்த தொழிலாக இருந்தாலும் அதில் வெற்றி வந்து நிச்சயம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள டிவைன் எனர்ஜி ஹீலிங் தெரப்பியை கண்டிப்பாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்